வாழ்க வாழ்க அன்பின் மக்களே வாழ்க வாழ்க அன்பின் மக்களே உங்களுக்கு ஏசு சொன்னாரே அப்பா பிதாவென்று கூப்பிடுகின்ற புத்திர சுயாராவியை பெற்று விட்டோமே நம் தேவனுடைய பிள்ளை நம் கத்தருடைய பிள்ளை நம் தேவனுடைய பிள்ளை கொண்டாரே நாம் இயேசுவின் பிள்ளை என்றே நாம் தேவனுடைய பிள்ளை நாம் கர்த்தருடைய பிள்ளை நாம் தேவனுடைய பிள்ளை நாம் கர்த்தருடைய பிள்ளை வாழ்க வாழ்க அன்பின் மக்களே வாழ்க வாழ்க அன்பின் மக்களே விடுதலை வாழ்க வாழ்க அன்பின் மக்களே வாழ்க வாழ்க அன்பின் மக்களே தேவனுடைய பிள்ளை நான் கர்த்தருடைய பிள்ளை வாழ்க வாழ்க அன்பின் மக்களே வாழ்க வாழ்க அன்பின் மக்களே உங்களுக்கு சமாதானமே சொன்னாரே அப்பா பிதாவென்று கூப்பிடுகின்ற புத்திர சுயாராவியை பெற்று விட்டோமே நான் தேவனுடைய பிள்ளை நான் கத்தருடைய பிள்ளை நாம் தேவனுடைய பிள்ளை